பர்சன்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து தோழர்களுக்கும் நாம் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சவுண்டு இந்த மார்க்சிஸ்ட கட்சியில் நான் சேர்வதற்கு ஒரு முக்கிய காரணம் என்பது இருக்கிறது என்னுடைய குடும்பத்தில் ஐந்து கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் என்னுடன் பிறந்த அனைவருமே கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆவர் சமீப சமீப காலமாக என்னுடைய தாயாருக்கும் பெராலிசஸ் என்கின்ற வியாதி வந்து அவர்களும் தற்போது மாற்றுத்திறனாளிகளாக மாற்றுத்திறனாளியாக உள்ளனர் இரண்டா கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக அரசாங்கம் வழங்கியுள்ள வழங்க வழங்கப்பட்ட அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி என்பது எங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை உருவாகிய பொழுது இந்த மார்க்சிஸ்ட் கட்சி அறிமுகம் ஆவதற்கு முன்ப முன்பதாக நாங்கள் எங்கள் குடும்ப சகோதர சகோதரிகளை வைத்து ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தினோம் அந்த போராட்டத்திற்கு எந்த அரசியல் கட்சிகளோ எந்த சங்கமோ எங்கள் குடும்பத்திற்கோ எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் வகை வகையிலே முன்வரவில்லை முதல் முதலாக எங்களுடைய போராட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தும் எங்கள் போராட்டத்திற்கு வெற்றி தீர்க்க வெற்றி வாங்கி கொடுக்கும் வகையிலும் எங்களுக்கு ஆதரவாக நின்றது அதனைத் தொடர்ந்து இச்சங்கத்தில் நான் இணைந்து இணைந்தேன் என்னுடைய குடும்பத்தையும் இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் இணைத்து கொண்டேன் பிறகு இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் அந்த கொள்கைகளையும் நான் முதலில் புரிந்து கொண்டேன் பிறகு இந்த சங்கம் எந்த வழியில் இந்த சங்கம் நடைபெற்று வருகிறது ஜனநாயக ரீதியான வழியிலே இந்த சங்கம் நடைபெற்று வருகிறது என்பதை நான் உணர்ந்து இந்த சங்கம் நேசிக்கும் மார்க்சிஸ்ட் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளையும் தத்துவார்த்த ரீதியான விஷயங்களையும் நான் புரிந்து கொண்டு என்னை முதலில் இந்த மார்க்சிஸ்ட் கட்சிக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் இணைந்தேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு என்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை ஐந்து சகோதர சகோதரிகளையும் என்னுடைய தாயாரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இணைத்து கொண்டோம் இப்பொழுது என் குடும்பம் கட்சி குடும்பமாக இருப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் என்னுடைய அனுபவம் இந்த கட்சிக்குள் வந்தும் இந்த சங்கத்தில் இருக்கும் என்னுடைய போராட்ட அனுபவம் என்பது மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றவர்களில் மிகவும் பின்தங்கியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான சில பிரத்யேக போராட்டங்களை நாங்கள் நடத்திருக்கிறோம் ரயிலில் வியாபாரம் பண்ண செய்யக்கூடிய கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தங்குவதற்கு இடம் கூட இல்லாமல் இன்றைக்கு ரோட்டோரங்களிலும் பிளாட்பாரங்களிலும் தங்கி செல்லக்கூடிய அந்த அவலநிலையை கண்டித்து வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நாம் நம்முடைய சங்கத்தின் சார்பாக வைத்த கோரிக்கையை முன்வைத்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு மனையுடன் கூடிய மனைப்பட்டா வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்று அந்த கோரிக்கையை வைத்து நீண்ட காலமாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இந்த போராட்டத்திற்குண்டான வலுவான போராட்டத்தை நாங்கள் நடத்தியதன் விளைவாக இந்த இப்பொழுது தற்சமயம் இந்த மா ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்று நாங்கள் இந்த சங்கம் வைத்த கோரிக்கைகளை முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் இன்றைக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு கண் பார்வையிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியிருப்பது என்னுடைய போராட்ட அனுபவத்தில் மிக மிக முக்கியமானது அது மட்டுமில்லாமல் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தஞ்சையிலே படி இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளிக்கூடம் பார்வையற்றோர் படிக்கக்கூடிய சிறப்பு பள்ளிக்கூடங்களில் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே அப்பள்ளிக்கூடத்தில் இயங்கி வந்து இருந்தன அந்த மாணவர் மாணவியர்கள் பனிரெண்டாம் வகுப்போ அல்லது பதினொன்றாம் வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடிய வகுப்புகளெல்லாம் பூந்தமல்லி பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது திருச்சிராப்பள்ளியில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கோ வந்து பயில வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தன இந்த சங்கத்தினுடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மூலமாக இந்த நீண்டகால போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இந்த ஆண்டு முதல் பனிரெண்டு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு உண்டான மேல்நிலை கல்வியை கற்பதற்கான அந்த முன்முயற்சி நம்ம சங்கம் எடுத்து இந்த இந்த ஆண்டு முதல் அந்த மாணவர் சேர்க்கைக்கான வேலைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நண்பர்களே எங்களை போன்ற கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்லாமல் அனைத்து உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த சங்கத்திலோ இந்த கட்சியிலோ சேர்வதற்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவற்ற எல்லா சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த கட்சி எங்களை நேசித்தது எனவே நாங்கள் இந்த கட்சியை நேசிக்கிறோம் நேசித்து கொண்டிருக்கிறோம் இந்த என்னுடைய குரல் உங்களை நான் பார்க்கவில்லை ஏனென்றாலும் எங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த மார்க்சிசிய கட்சியினுடைய தத்துவார்த்த கொள்கையிலும் எங்களுக்கு பிடித்திருக்கிறது இதை கேட்கும் அனைத்து தோழர்களும் அனைத்து நண்பர்களும் இந்த மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்து எங்களுக்கான உரிமைகளில் நீங்களும் பங்கிருக்க வேண்டும் உரிமை போராட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்